நன்றி உணர்வு அதாவது கிராட்டிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிராட்டிடியூட் அப்படின்றதான் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நன்றி சொல்லுதல் நன்றி கூறுறது நன்றி சொல்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றி சொல்ல சொல்ல சொல்ல அந்த பற்றாக்குறை நிறைவாக மாற ஆரம்பிக்கும் ஒருவேளை அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் இவ்வளோதாங்க சிம்பிள் லாஜிக் பணம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு முதல்ல நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அது கொஞ்சமாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் இருக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கணவன் மனைவி அப்படின்ற உறவுக்கிடையில் நிறைய பிரச்சனைகள் வரும் காரணம் என்னென்னா இந்த நன்றி உணர்வு கம்மியாக இருக்கிறது தான் உங்களுக்கு இப்போ இப்போ உங்களோட மனைவி இருக்காங்க உங்களோட கணவன் உங்களோட பார்ட்னர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே வருவாங்க அவங்களோட ஆட்டிடியூட்ஸில் அவங்களோட பிஹேவியர்ஸில் அவங்களோட வாய்ஸ் டோன் எத்தனையுமே மாறி போயிடும் இதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக சண்டை போடுறது அதிகமாக எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஆர்கியூமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்போ முக்கியத்துவம் கடு கொடுக்குறீங்க எப்போ அதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ கவனம் அங்கே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது அதிகமாகத்தான் செய்யும் உங்களோட லைஃப்பில் அப்போ உங்களை காப்பாற்றவே முடியாது யாராலையும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்லாம் என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தேங்க் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல டேஸ்டியாக சமைச்சிருக்கிறீங்க அவங்க சாப்பிட்ருக்காங்கல்ல அதுக்கு ஒரு சான்ஸு அவங்க வந்து நல்ல விதமாக அதை வந்து முகம் சுழிக்காமல் நல்ல விதமாக சாப்பிட்ருக்காங்க ஸோ நீங்கள் சாப் நீங்கள் சமைச்சதை சாப்பிட்றதுக்கும் அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்கன்றதே ஒரு பெரிய விஷயம் அவங்க அதை பாராட்டணும்னு அடுத்த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே போகாதீங்க அது நடந்ததுக்கு மூலம் தேங்க் பண்ணுங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க எவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு தேங்க் பண்ணுங்கள் எத்தனையோ பிரச்சனைகளோட வெளியில் போய் அவங்க எத்தனையோ மக்களை பார்க்குறாங்க அவங்களோட பிஸ்னஸில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் இருந்தும் கூட அஸ் அ அஸ் அ ஒரு லைஃப் பார்ட்னராக ஒரு கணவனாக ஒரு ஃபேமிலி அவங்க வந்து லீட் பண்ணுறாங்க அதுக்கு தேங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ண ஆரம்பிங்க அவங்கள்ட்ட நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும் அது போல தான் உங்களோட மனைவி அவங்க இருக்காங்க அவங்க வீட்டில் எவ்வளோ வேலைகள் பார்க்குறாங்க எத்தனையோ மன உளைச்சல் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து அவங்க வந்திருப்பாங்க பல காலங்கள் அம்மா அப்பா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட அண்ணா தம்பி அக்கா கூட வாழ்ந்துட்டு ஒரு புது இடத்துல புது ஒரு இடம் அதில் உங்களுக்காக எத்தனையோ விஷயங்களை அவங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிங்க சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் தேங்க் பண்ணுங்கள் தேங்க் பண்ண பண்ண பண்ண அவங்க உங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பேராக மாறிடுவாங்க ஸோ சண்டை போடுறது ஆர்கியூமெண்ட் பண்ணுறது எதிர்மறையான விஷயங்கள் அது இல்லை இது இல்லைன்னு ஃபோக்கஸ் ஆகிறது இதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது இதெல்லாம் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைக்கு தான் எடுத்துகிட்டு போகும் ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் என்னோடய லைஃப்பில் சேஞ்சஸ் ஏற்படுத்தினது நான் ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருந்தேன் இப்போ என்ன மாதிரி சேஞ்ச் எனக்குள்ளே ஆயிடுக்கு நான் எப்படிலாம் மாறியிருக்கேன் அப்படின்றது வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து கிராட்டிடியூட் அது வந்து ஒரு தன்மை அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு வைப்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் அது வந்து சாரி சொல்கிறது தேங்க் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் உங்களோட உடல் மனதில் பல மாதிரியான மாற்றங்களை அது ஏற்படுத்தும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் ரொம்ப அமைதியாக ரொம்ப காம் ஆகிடுவீங்க எவ்வளோ கோவமாக எவ்வளோ நீங்கள் உங்களோட தன்மை வந்து கெட்டு போயிருந்தாலும் ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்குறாங்க இல்லை உங்கள்கிட்ட நன்றி சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே அது மொத்தமும் ஜில்லுன்னு ஆகிடுவீங்க அந்த தன்மையே கம்ப்ளீட்டாக மாறிடும் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப காமாக ரொம்ப ரொம்ப கைண்ட் பர்சனாலிட்டியாக நீங்கள் மாறிடுவீங்க அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அந்த வைப்ரேஷன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த விஷயத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கொடுத்தா தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களிலேருந்து ஆரம்பிங்க எந்த ஒரு மாற்றத்தையும் வெளியிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் வெளியில் இருக்கவங்க பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதுங்க இப்போ இந்த கிராட்டிடியூட்ன்ற விஷயத்த இப்போ இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் கிடச்சிருக்கு உங்களிலிருந்து நீங்கள் ஆரம்பிங்க நிறைய சொல்ல ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு அப்புறமா எழுத ஆரம்பிங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் முதல்ல லிஸ்ட்டு போடுங்க உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் இனிமே வரக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம அஃபர்மேஷன் விசுவலேஷன் மூலமாக நம் விஸ் விசுவலைசேஷன் அப்படின்ற டெக்னிக் மூலமாக எப்படி நம்மளை நம்மக்கிட்ட அதை வரவழைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களோட பெட்டாக இருக்கலாம் உங்களோட ஹா காராக இருக்கலாம் உங்களோட ஹவுஸாக இருக்கலாம் உங்களோட குழந்தைங்களாக இருக்கலாம் உங்களோட படிப்பாக இருக்கலாம் உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் உங்களோட ஒர்க் பிளேஸா இருக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோஃபா லிட்டில் பிட் அதுக்கு உயிர் இருக்குது உயிர் இல்லைன்றதெல்லாம் தாண்டி உணர்வுபூர்வமாக அதோட நீங்கள் பாண்டாக ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு எதெல்லாம் உங்களுக்கு பண்படுத்தியிருக்கு எதெல்லாம் உங்களோட உங்களை வந்து நல்வழி காமிச்சிருக்காங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வருவாங்க நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்திடுவாங்க அவங்களெல்லாம் நம்ம காலத்துக்குமே மறக்கக்கூடாது அவங்களுக்கு எப்போவுமே நம்ம தேங்க் பண்ணணும் எந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்கள ஒரு முறையாவது நீங்கள் மனசில் அவங்கள நினச்சிட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணும் பொழுது அவங்களோட அந்த நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு வைப்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வரும் அப்போ இன்னும் நீங்கள் அதிகமாக ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் காலையில் எழுந்த உடனே நம்ம நாளை பிளான் பண்ணுவோம் அந்த நாள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சாதாரணமாக நம்ம பிளான் பண்ணுவோம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எவ்வளோலாம் உங்களுக்குள்ளே ஒரு லேர்னிங்ஸ் அதாவது எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணி அதுக்கு முதல்ல தேங்க் பண்ணுங்கள் நேற்றுக்கு அதாவது இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நாளைக்கு இதோட பெஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நாள் உங்களை எவ்வளோ பக்குவப்படுத்தியிருக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணி எத்தனை நபர்களை பார்த்துருக்கீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க யாரெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க எந்தெந்த பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி உதவியாக இருந்திருக்கு அத்தனையும் நீங்கள் நினச்சி பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க உங்களோட வாழ்க்கையை ரொம்ப வளமாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கை வந்து மாறிடும் இதுதான் உண்மை ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நான் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நானே ஒரு விட்னஸாக உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வேணும் எந்த இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்கன்றத முடிவு பண்ணி அந்ததுக்கு போகிறதுக்கான அந்த ட்ராக்கில் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது என்னெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க என்னெல்லாம் உங்களை வந்து பக்குவப்படுத்துது அத்தனைக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே உலகத்தில் கிடையாது நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் விருப்பப்பட்ட நீங்கள் அடையணும்னு நினச்ச ஒரு விஷயத்துக்காக உங்களை தயார்படுத்துகிற அந்த ஒரு ஜேர்னி தான் இது எல்லாமே ஸோ நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் கெட்ட மாதிரி நடக்கிற விஷயங்கள்லேருந்து ஒரு சில பாடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் அதை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி அதை உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பண்பட்டுருவீங்க நீங்கள் அதுக்கும் சேர்த்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஸோ இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு மனதார ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லுங்கள் இனிமேல் என்ன வேணும் அப்படின்றதுக்கும் நீங்கள் வேணும் கிடைக்கணும்னு நினைக்கணும் நினைக்கிற விஷயத்துக்கு இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே நீங்கள் சொல்லு சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்ச இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க இதுதான் ஃபேக்ட் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததா நீங்கள் எனக்கு கமெண்டில் ஃபிங்ஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணி நீங்கள் அடைஞ்ச விஷயங்கள் என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் அந்த விஷயம் நீங்கள் எவ்வளோ தூரம் அதை வந்து கிராட்டிடியூடை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக நிறைய பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது நன்றி